அனைவருக்கும் வணக்கம் இந்த யோகம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் பண்ணும்போது வந்து இந்த கால் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே ஃப்ரீஸ் ஆகுது காலில் அடுத்து நாங்கள் என்னால் யோக பயிற்சியை தொடர்ந்து பண்ண முடியல இதற்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கால் ரொம்ப மறுத்து போகாமல் இருக்கிறதுக்கு டிப்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதுக்கு ஒரு டிப்ஸும் கிடையாது எப்போ உங்களுக்கு கால் வலிக்குதோ எந்த இது மாற்றி போட்டால் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ எந்த காலை மாற்றி போட்டு கன்வீனியன்ட்டாக இருக்கோ எந்த முறையில் உங்களுக்கு உட்காந்தா கன்வீனியன்ட்டாக இருக்கோ அது நீங்கள் உட்காந்துக்கலாம் இதே நீங்கள் போக போக போக போக இந்த பயிற்சிகள் பண்ணும்போது ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் வந்து விஸ்வாமித்திர மாதிரி பதினஞ்சு வருஷம் உட்கார முடியாது பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் உட்கார முடியாது அப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த உடம்பை வந்து பழக்கப்படுத்தணும் ஆனால் எப்படியாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த உடம்பு பழகிடும் இப்போ யோகாசனாஸ்லாம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு உடம்பு வில்லா வளையுது எப்படி வளையுதுன்னா அவங்களுக்கும் ஃபஸ்ட் அப்படி தான் இருந்திருக்கும் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் போக போக போக அது பழக ஆரம்பிச்சிடும் உடம்பு மசில் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது பழக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசில்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த பெயின் என்பது வராது அப்போது இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆசன சித்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் எந்த முறையில் நீங்கள் உட்காடுறீங்களோ கடைசி வரைக்கும் உங்களால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனாலும் சரி மூணு மணி நேரம் ஆனாலும் சரி உங்களால் அப்படியே உட்காந்துருக்க முடியுது எந்த ஒரு முத்திரையும் மாற்றாமல் அதான் எந்த ஒரு காலை மாற்றி போட்டு உட்காராம உங்களால் உட்கார முடியுது அப்படின்னா அது பேர் ஆசன சித்தி எந்த ஆசனத்தில் உட்காரீங்களோ அந்த ஆசனம் வந்து சித்தியாகிறது நீங்கள் வந்து பத்மாசனத்தில் உட்காரலாம் அப்படி இல்லைன்னா அர்த்த சித்தாசனத்தில் உட்காரலாம் இல்லைனா உங்களுக்கு சுக சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி எது சுகமாக இருக்கோ கால் வலி இல்லாமல் இருக்கோ அதை நீங்கள் அப்படி உட்காந்து நீங்கள் மெடிடேஷன் அந்த தியானம் அல்லது யோக பயிற்சி நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இது போக போக போக தான் பழகுமே தவிர நீங்கள் எடுத்த உடனே எனக்கு இந்த மாதிரி கால் வலிக்குது நான் உட்கார முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக பழகவே பழகாது அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சில பேருக்குலாம் வந்து எட்டு மாதம் ஆகலாம் சில சில பேருக்கு பத்து மாதம் ஆகலாம் அப்படி இல்லைனா சில பேருக்கு வருடங்கள் ஆகலாம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அப்படி கூட ஆகலாம் போக போக போக தான் பழகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டென் மினிட்ஸ் உட்காறீங்க அப்படின்னா திரும்ப டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் வலிக்கும் போது காலை உங்களுக்கு எவ் எந்த அளவுக்கு ஃப்ரீ பண்ண முடியுமோ ஃப்ரீ பண்ணிவிட்டு கண்மூடி அமர்ந்த நிலையிலேயே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்மூடி அமர்ந்தே பண்ணுங்கள் காலை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு கால் நீட்டி கூட உட்காந்துட்டு அப்படியே நீங்கள் கண் உட்காந்துருக்கலாம் அதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்து அந்த ஆசனத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் அப்போது இது இந்த பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போல்லாம் வந்து வெளியே நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் வெளியே போய் நீங்கள் யார்கிட்டயே பேசும்போதும் அதாவது எந்த இடத்துல முடியுதோ இப்போ ஒருத்தவங்களோட உங்களோட ரிலேஷன் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போய் சேரில் உட்காரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க முக்கியமான இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கேயும் போய் நீங்கள் கீழே உட்காராதீங்க சில இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருந்தாகணும் ஸோ அந்த மாதிரி ரிலேஷன் வீட்டுக்கு தவிர்க்கக்கூடிய இடங்கள்னு ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி இடங்களில் உங்களால் நீங்கள் கீழே உட்கார முடியுது அப்படின்னா நீங்கள் எந்த ஆசனத்தில் நீங்கள் உட்காந்து பழகுறீங்களோ யோகம் பண்ணும்போது எந்த ஆசனத்தில் நீங்கள் உட்காந்து பழகுறீங்களோ அந்த ஆசனத்தில் நீங்கள் உட்காருங்க நீங்கள் உட்கார உட்கார என்ன ஆகும் அப்படின்னா அது பயிற்சியை மா மாற ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அந்த சாப்பிடும்போது கீழே உட்காந்து சாப்பிட்டு பழங்க டேபிளில் உட்காந்து சாப்பிடாதீங்க வெளியே நீங்கள் போயிட்டு யார்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க ரிலேஷன் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அதே இடத்துல போய் சேரில் உட்காராமல் நீங்கள் கீழே உட்காந்து பேசி பழகுங்க ஸோ இப்படி நீங்கள் பயிற்சி என்பது நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்கணும் யோகம் பண்ணும்போது மட்டும் அந்த பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா அது குறைந்த நேரமாக தானே இருக்குது அப்போ நீங்கள் முழுமையாக சாப்பிடும்போதும் சரி மற்றவங்ககிட்ட பேசும்போதும் சரி நீங்கள் வீட்டில் கீழே உட்காரும்போதும் சரி இந்த மாதிரி கீழே உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஈஸியாக யோகம் பண்ணும்போது இந்த ஆசன சித்தின்றது கூடும் இந்த உடம்புல கவனம் இருக்கும் மாதிரி அந்த வலி என்பது தெரிஞ்சுட்டு தான் இருக்கும் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ரொம்ப டீப்பான ஸ்டேஜ் போகிறீங்க அப்படின்னா அந்த உடல் கடந்து இருப்பீங்க அப்படி இந்த உடலை கடந்து இருக்கும்போது உங்களுக்கு அந்த பெயின் என்பதெல்லாம் தெரியாது அதுக்கெல்லாம் சில வருடங்கள் ஆகலாம் இல்லை சில பேருக்கு சீக்கிரமாகவும் கிடச்சிடலாம் ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதை நினச்சி வருத்தப்படணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் போக போக பயிற்சிகள் நீங்கள் ஜாஸ்தி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஸ்டேஜ் என்னவோ அதுவே நிச்சயமாக கூட்டிகிட்டு போகும் அதனால தான் விஸ்வாமித்திரர் பதினஞ்சு வருஷம் உட்காந்தாரு அந்த சித்தர் வந்து பதிமூணு வருஷம் உட்காந்தார் இந்த சித்தர் நானூறு வருஷம் உட்காந்தார் இந்த சித்தர் ஐநூறு வருஷம் உட்காந்தாருன்னு பல சிதறுகள் நம்ம இத்தனை வருஷம் உட்காந்ததாக கேள்விப்பட்டிருப்போம் அப்போ அவங்க எல்லாமே இந்த உடல் கடந்த நிலையில் இருப்பாங்க இந்த உடல் இங்கே இருக்குமே தவிர ஆனால் அந்த உடலை தாண்டின நிலையில் தான் இருப்பாங்க ஸோ இது இருக்கும்போது அங்கே சாப்பிட்டுமா செஞ்சுமா எதுவுமே அவங்களுக்கு அங்கே தேவையே கிடையாது உடலை தாண்டின நிலை இது எல்லாமே வந்து உங்களுக்கும் சாத்தியம் எப்போ அப்படின்னா போக போக போக பயிற்சி பண்ணும்போது நீங்கள் பயணம் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை எடுத்த உடனே விஷாமித்ரா மாதிரி உட்காரணும் பதினஞ்சு வருஷம் உட்காரணும்லாம் நினைக்காதீங்க அப்போ போக போக பயணப்படும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அதற்கான ஸ்டேஜ் என்னவோ அதுவே கூட்டிகிட்டு போகும் ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க இதை நீங்கள் நினச்சி வருத்தப்படணுன்ற அவசியமும் கிடையாது போக போக இது எல்லாருக்குமே வரும் இது ஆரம்ப கட்டத்தில் எல்லாருக்குமே இது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் கால் கேதுங்க இங்கே பிடிக்குதுங்க அங்கே பிடிக்குதுங்க ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஸ்ட்ரெச்சே பண்ணலையே அதுக்கு முன்னாடி திடீர்னு நீங்கள் உட்காந்திங்கன்னா அந்த உடம்பு என்பது பிரச்சனையை கொடுக்க தான் செய்யும் அப்போ இதை நினச்சி நீங்கள் வருத்த பண்ணுற அவசியம் கிடையாது எப்போ கால் வலிக்குதோ நீங்கள் திரும்ப சுகாசனத்துக்கு வந்துட்டு திரும்பவும் உங்களுக்கு பத்மாசனத்துக்கு போனோன்னா பத்மாசனத்துக்கு மாறிக்குங்க நடுவில் நம்ம இப்படி மாற்றுறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம் போக போக ஈஸியாக அதுவே மாறிடும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்